அனைவருக்கும் வணக்கம் நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து திருமதி மணிமொழி ஆனந்தராஜ் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா அல்லது லட்சியங்களை நோக்கியா என்ற இந்த பட்டிமன்ற தலைப்பில் நிச்சயம் லட்சியங்களை நோக்கித்தான் என பேசுவதில் பெருமை இன்னைக்கு மதங்களை தாண்டி மனிதத்தை தேடும் மிகப்பெரிய சக்தி இளைஞர்கள் சக்தி தான் தன் லட்சியங்களை அடைய தன்னோட நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கும் மணிக்கணக்கில் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க எத்தனையோ இளைஞர்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தன் உடல் குறைகளை தகர்த்தெறிஞ்சு தான் கண்ட கனவுக்காகவும் தான் கண்ட லட்சியத்திற்காகவும் போராடி அதை வென்று காட்டுற எத்தனையோ சகோதர சகோதரிகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இப்போ சமீபத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்காங்க அதுபோல் பல அவமானங்களை வாழ்க்கையில் சந்தித்து அதை படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றி வென்று காட்டுற எத்தனையோ ஆளுமைகள் இந்தியாவில் இருக்காங்க அப்படி ஒரு ஆளுமையாக நான் பார்க்குறது டாக்டர் அம்பேத்கர் அவர் வாழ்க்கையில் சந்திக்காத அவமானங்களே இருந்திருக்க முடியாது அதை எல்லாத்தையுமே வென்று காட்டி கடந்து வந்து சாதிச்சு காட்டிய மிகப்பெரிய ஆளுமையவர் அவருக்கு லட்சியம் முக்கியம் அதனால தான் தன்னோட அவமானங்களை கடந்து வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்துருக்காரு இளைஞர்களுக்கு லட்சம் முக்கியமா இருந்திருந்துச்சுன்னா இது இல்லைன்னா இன்னொரு துறை அது இல்லைன்னா இன்னொரு துறை அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சுட்டு போயிருப்பாங்க அதுக்காக போராடி கடைசி வரைக்கும் தன் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடி அது முடியல அப்படி அது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தன்னோட உயிரை விட்ட எத்தனையோ சகோதரி சகோதரிகள் இருக்கிறாங்க ஏன் உதாரணமாக நம்ம டா அனிதா அவர்களையே எடுத்துக்கலாம் அவங்களுக்கு லட்சம் முக்கியமாக இருந்துச்சுன்னா அவங்க உயிர் போயிருக்காது கொண்ட லட்சியம் முக்கியம் அதை அடைய முடியலையேங்கிற வருத்தம் அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கி அது தன்னோட பேருக்கு முன்னாடி போட்டுக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வயசுலையும் படித்து முனைவர் பட்டம் வாங்கி தன்னோட பேருக்கு முன்னாடி போட்டுக்கிற ஒரு இளை போட்டுக்கிட்ட ஒரு இளைஞர் அப்படின்னா நான் சொல்கிறது முனைவர் தொல் திருமாலன் அவர்களை சொல்லலாம் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து லட்சங்கள் முக்கியமே கிடையாது மனதில் கொண்ட லட்சியம் முக்கியம் அதுக்காக தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவாங்க பல அவமானங்களையும் தாங்கிக்குவாங்க தன்னோட பொன்னான நேரத்தை ஒதுக்கிக்குவாங்க